வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபைவ் ஆக போகுது இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் சிக்ஸ்டீன்த் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty five thousand two eighty ரேஞ்சில் ட்ரேடிங் போனது நமக்கு செல் காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அதனால் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலர் ஓப்பன் ஆகிட்டு thirty five thousand two eighty ஃபைவ்ல செல் பண்ண சொல்லி சொல்லியிருக்கு கீழே இருக்க ரெண்டு line first target second target மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு டென் ஓ கிளாக் அப்புறமா இது பார்த்தீங்கன்னா thirty five thousand two eighty ஃபைவ்ல நமக்கு செல் கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் நம்ம எதிர்பார்க்கறது thirty five thousand one ninety six so இப்போ செல் கால் வந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த மாதிரி தான் அதாவது பை பண்ணலான்னா கேண்டில் க்ரீன் கலரில் வந்துட்டு என்ன பாயிண்ட்டு என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ்ன்னு வரும் அதே செல் பண்ணலாம் அப்படின்னா கேண்டில் இப்போ நமக்கு ரெட் கலரில் வந்துச்சுல அந்த மாதிரி தான் ரெட் கலரில் வந்துட்டு என்ன பாயிண்டில் செல் பண்ணலான்னு பக்கத்தில் ஒரு லைன் வரும் கீழே first target core line second target core line மேலே ஸ்டாப் லாஸ் லைன்ற மாதிரி நமக்கு வந்து வந்துடும் நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேட் பண்ணலாம் ட்ரெண்ட் இப்போ என்ன இருக்குது நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன எதிர்பார்க்கலாம்னு முதற்கொண்டு நமக்கு தெரிஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை நல்லா அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ரொம்ப நுணுக்கமாகவே அனலைஸ் பண்ணும் கேண்டில்ஸை தான் வந்து இதில் நம்ம அனலைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடாகவும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் நல்லா வாலட்டைல் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு என்ட்ரிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற என்ட்ரிஸை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸும் வந்து புக் பண்ணிக்கலாம் ஏற மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பைங் ட்ரெண்ட் பைக் கால் வர மாதிரி இறங்குற மார்க்கெட்னா மார்க்கெட் ஒரு ஹைலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட்லாம் ஆச்சுன்னா நமக்கு அது செல் காலாகவும் சேஞ்ச் அவுட் ஆயிரும் ஸோ இப்போ நமக்கு கால்ஸ் வந்து கிடச்சிருக்கு கிடச்சிருக்க கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷன்லேயே இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்ட்டு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினது ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி ஒன் நைன்ட்டி வரைக்கும் கீழே வந்து வந்திருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆன செல் கால் டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டென் தேர்ட்டிக்கே வந்து ஒரு ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்தாலும் அப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல இப்போ ஒரு டென் ஃபிஃப்டிக்கு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சது தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் ஸ்லோவாகவே இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு இறங்கி நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டென் ஃபைவ்க்கு ஜென்ரேட் ஆச்சு அப்போ ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்தாலும் இப்போ தான் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட்ஸ் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே டெய்லி இதை பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா கால் பை கால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்துச்சு ஜூன் சிக்ஸ்டீன்த்தில் இன்றைக்கி ஓப்பனிங் ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு thirty five thousand three eighty ஃபைவ்ல ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அது பார்த்தீங்கன்னா thirty five four sixty three வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைசிங் வந்து நடந்துச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் அந்த பைக்கால் இப்படி தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு அந்த பைக்காலுக்கு கால்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் தான் செல் காலாக வந்து சேஞ்ச் அவுட் நடந்துச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணுச்சு ஸோ உங்களுக்கு பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலர் கேண்டில் வரும் அதே மாதிரி என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் செகண்ட்லேயே வந்து கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand five hundred put option so இது பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு டென் ஃபைவ்க்கு த்ரீ செவன்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா பைக்கால் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டி ஃபைவ் போல் ஃபோர் நைன்ட்டி எல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ அந்தளவுக்கு ரீச் மூமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கு ப்ரியஸ் வந்து நமக்கு ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் பை கால் வந்தனால நமக்கு இதில் செல் கால்னு சொல்லி காட்டுது இது நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு three twenty seven point seventy ஃபைவ்ல வந்த செல் கால் கீழே டவுன் சைட் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் டவுனில் வந்து இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஆப்ஷனில் மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆச்சு ஸோ உங்களுக்கு செல்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனில் இந்த மாதிரி பை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீமியம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி புட் ஆப்ஷனில் செல் வரையில் கால் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷனை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கவும் முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி நீங்களே இதை பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ